கொஞ்சம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் அஞ்சு கருவேப்பிலை வெல்லம் ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் கடுகு எண்ணெய் இப்போ இதில் வெங்காயம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில தேவையில்லை அப்படின்னா வெங்காயம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இது மாதிரி இனிப்பு வந்து தேவையான அளவுக்கு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வேணால் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு அதிகம் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இதுக்கும் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் சட்டியை காய வச்சிரும் இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனும் இல்லை ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போடும் கடுகு உளுந்து பருப்பு கடுகு நல்லா வெடிக்க விடணும் நல்லா பொறிஞ்சு வர நேரத்தில் வெங்காயத்தை போடணும் இப்போ காஞ்சி மிளகாய் கருவேப்பில போடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கலருக்காக கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்க்கணும் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் மாங்காய் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒரு டம்ளர் வந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நமக்கு அந்த சைஸை பொறுத்து மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் பருப்பு தேவைக்கு உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணுறோம் அப்படியே ஊறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்போ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் திறந்து பார்த்தோம்னா ஒரு முக்கால் பதம் வந்திருக்கு பார்ப்பதும் நல்லாவே இருந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை ஆட் பண்ண வேண்டியதான் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சுவையான மாங்காய் பச்சடி ரெடி இப்போ நம்ம வெள்ளை சக்கரை போனோம் போட்டோம்னா இது மஞ்சள் கலரில் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மண் சன்ஸ் மண் சடியில் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹீட் இருக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆகிடும் இது மேலே வச்சுக்கக்கூடாது அதனால் ஆஃப் பண்ணணும் சுவையான மாங்காய் பச்சடி ரெடி நான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி எப்படி சொல்லிட்டு நம்ம அதில் சொல்லலாம்